ஒரு பையன் அவனோட ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகுறான் காலேஜில் போனதும் எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி வச்சுருப்பாங்க அதே மாதிரியே இந்த பையனுக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எப்போவுமே மூணு பேர் ஒன்றா தான் இருப்பாங்க இதே மாதிரியே இருக்கும்போது இந்த பையனுக்கு அதே கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அதாவது அந்த பொண்ணு மேலே ஒன் சைட் லவ் லவ்னா கொஞ்ச நஞ்ச லவ் இல்லை அப்படி ஒரு லவ் அந்த பொண்ணு கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே இவன் கிளாஸ்க்கு வந்துடுவான் எப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாளோ அப்போ தான் இவனும் வீட்டுக்கு போவான் அந்த பொண்ணு எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் இவனும் இருப்பான் இவன் மட்டும் இல்லை இவனோட ஃப்ரெண்ட்ஸும் இவன் கூடவே தான் இருப்பாங்க எப்போவுமே மூணு பேர் ஒன்றாவே இருந்தாங்க அந்த பொண்ணுக்கும் இவன் லவ் பண்ணுறதே தெரியாது ஏன்னா எப்போவுமே இவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருப்பான் அவள் பின்னாடி சுற்றினாலும் மூணு பேரும் ஒன்றா தான் போவாங்க அதனால யாரு தான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாமல் இருந்தது இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க எவ்வளோ நாள் தாண்டா இப்படி ஒன் சைடாகவே லவ் பண்ணிட்டு இருப்ப உன்னோட லவ் போய் அவகிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு டைமும் சொல்லலான்னு போகும்போதும் எங்கே அவள் என்னை வேணான்னு சொல்லிடுவாளோன்னு பயத்திலேயே அந்த பையன் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லாமே இருந்தான் இவனோட லவ் சொல்லாமையே இப்படியே மூணு வருஷம் போயிடுது காலேஜும் முடிய போகுது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க டே காலேஜே முடிய போதுரா இப்பயாச்சும் உன்னோட லவ்வை சொல்லடா அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க அந்த பையன் என்ன பண்ணுவான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அவள் என்னை வேணான்னு சொல்லிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் உடனே அவன் என்ன பண்ணுறான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான் டேய் இந்த மாதிரி நான் அவளை லவ் பண்ணுறேன்னு நீ போயிட்டு அவகிட்ட சொல்லுடா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சரின்னு இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் நான் போயிட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான் அந்த பையனோட ஃப்ரெண்டு சரின்னு அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்னோட ஃப்ரெண்டு உங்களை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லாமல் நான் உங்களை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் மூணு வருஷமாக உங்கள் பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் போனாலோ அந்த விஷயத்தெல்லாம் இந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் அந்த பொண்ணு உடனே ஒருத்தங்க இந்த அளவுக்கு நம்மளை லவ் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த பையன்கிட்ட ஓகே சொல்லிடுறா இதை ஒரு ஓரமாக நின்று கேட்டுட்டு இருந்த அந்த பையனுக்கு பயங்கரமாக கோவம் வருது அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மேலே உடனே அவங்கிட்ட போய் சண்டை போடுறான் நீ ஏண்டா நீ லவ் பண்ணுறேன்னு சொன்ன நான் தானே அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் உனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை அதனால நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிடுறான் இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயும் பேச முடியாது ரொம்ப உடஞ்சி போயிடுறான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டே அவனுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணதால் அவனுக்கு ரொம்ப பெயின் அதிகமாகுது அது மட்டும் இல்லை அந்த பொண்ணை எந்த அளவுக்கு லவ் பண்ணானா அவள் சாப்பிட்டு போட்ட சாக்லேட்டு கவரை கூட அவ்வளோ பத்திரமா எடுத்து வச்சிருந்தான் மூணு வருஷமாக அந்த பொண்ணை அந்த அளவுக்கு லவ் பண்ணான் அவனோட ஒரு புக்கு தவறாமல் அந்த பொண்ணோட பேரை எழுதி வச்சுருந்தான் அந்த அளவுக்கு ஒரு கோட்டையே கட்டி வச்சுருந்தான் இந்த ஸ்டோரியிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு தான் ஒன் சைடு லவ் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் அந்த லவ்வை சொல்கிறதுக்கு கொஞ்சமாவது தைரியம் வேணும் ஒருவேளை அவனோட ஃப்ரெண்டை அனுப்புறதுக்கு பதிலாக இவனே போயிட்டு அவனோட லவ்வை சொல்லியிருந்தா அந்த பொண்ணு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருப்பா அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணது தப்பா இல்லை அவன் அந்த பொண்ணுக்கிட்ட மூணு வருஷமாக லவ் பண்ணியும் சொல்லாதது தப்பா இல்லை இவங்களோட லவ்க்குள்ளே வேற ஒருத்தரை இன்வால்வ் பண்ணது தப்பா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் நந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க